இன்று குவாந்தம் பிசிக்ஸ் பற்றிய ஒரு சின்ன அறிமுகம் குவாந்தம் பிசிக்ஸ்னா என்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகங்கள் நம்மளோடு எப்படி தொடர்பு கொண்டே இருக்கிறது நம்மளுடைய அடிப்படை காரியங்களை சரியாக செய்து கொண்டே இருந்தால் அது நம்மளோடு சரியாக தொடர்பு கொள்ளும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு விளக்கத்தை தரப்போகிறேன் இந்த விளக்கத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நிறைய நம்பிக்கை ஏற்படும் அதுக்கு ஒரு சின்ன பயிற்சி முறை இது வந்து தீப்பெட்டி மேட்ச் பாக்ஸ் இது தீக்குச்சி இப்போ நான் வந்து இதை தேய்த்து நெருப்பை உருவாக்குகிறோம் நெருப்பு இங்கே வந்தது தீ ஏறுகிறது நமக்கு வேண்டிய காரியத்தை செய்துவிட்டு தான அணைந்து விடும் அல்லது அணைத்து விடலாம் இப்போ ஒரு கேள்வி இப்ப நெருப்பு இதை தேய்த்த பிறகு நெருப்பு வெளியே வந்தது இதற்கு முன்பு இந்த நெருப்பு எங்கே இருந்தது அதை பத்தி சொல்வது தான் குவாண்டம் பிசிக்ஸ் கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகம் நம்மளோடு இயங்கிக் கொண்டே இருக்கிறது அதற்குள்ளதான் நாம் இருக்கின்றோம் பல பேர்கிட்ட நீங்க கேளுங்க நெருப்பு எங்கே இருந்தது சில பேர் தீக்குச்சியில் இருந்தது சில பேர் தீப்பெட்டியில் இருந்தது என்று சொல்வார்கள் சில பேர் ரெண்டுலையுமே இருந்தது என்று சொல்வார்கள் சில பேர் ரெண்டிலுமே இல்லை என்று சொல்வார்கள் நீங்க நல்லா கவனிங்க இந்த நெருப்பு என்பது தீக்குச்சிலையும் இல்லை தீப்பெட்டிலையும் இல்லை அது பஞ்சபூதத்தில் ஒன்று ஃபைவ் எலிமெண்ட்ஸ் பிரபஞ்சத்தில் குவந்தம்ல இருக்கு அனைத்திலும் பரவி இருக்கிறது அது எப்படி இருக்கிறது எங்க இருக்கிறது அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு கேள்வி உங்களுக்கு நெருப்பு வேணும் அவ்வளவுதானே அது வரவழைப்பதற்கான ஏற்பாடுகளை சரியான காரியங்களை நீங்கள் செய்தால் போதும் அதனால தான் சொன்னாங்க முயற்சி செய்து கொண்டே இரு அதற்கான பலன் எங்கிருந்தாவது வரும் எப்படி வரும் என்று கேட்காதே ஆனால் வரும் ஆக இங்க பாருங்க நெருப்பு எங்க இருக்கிறது மறைவாக இருக்கிறது அது எங்க வேணாலும் இருக்கட்டும் அதை வரவழைப்பதற்கான காரியத்தை நாம் செய்தோம் அதை இப்படி தேய்க்கும் போது என்னாவது தீப்பெட்டியும் தீக்குச்சியும் உராயும் போது நெருப்பு உருவாக்கப்படுகிறது வந்துவிட்டதா ஆக பிறகு அது அனைத்த பிறகு எங்கிருந்து வந்ததோ அங்கே திரும்பியது இதுல இருந்து நாம என்ன கற்றுக்கொண்டோம் வர வேண்டிய அனைத்தும் எங்கேயே மறைக்கப்பட்டிருக்கின்றன ஒழித்து வைக்கப்பட்டிருக்கின்றன உங்க முயற்சி நீங்க செய்து கொண்டே இருங்கள் அந்த முயற்சி சரியான முயற்சி ஆகும் போது சரியான லா ஆஃப் அட்ராக்ஷனோடு ஈர்ப்பு சக்தியை உருவாக்கி கொண்டு நாம் செயல்படும் போது அது தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்டே ஆகும் தன்னைத்தானே உருவாக்கி கொண்டே தீரும் ஒரு புத்தகம் வாங்கணும் வாங்கணும் நினைங்க எப்படியாவது வாங்குவீங்க அல்லது யாராவது வாங்கிட்டு வந்து தருவாங்க அந்த அடிப்படையில் நாம் என்ன தெரிந்து கொண்டோம் கடமையை செய்யுங்கள் அதை சரியாக செய்யுங்கள் சரியானவற்றை செய்யுங்கள் முறையாக செய்யுங்கள் தொடர்ச்சியாக செய்யுங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கப்பட வேண்டிய நேரத்தில் சரியாக கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை ஆக கடமையை செய்வோம் தெரிந்ததை கொண்டு தொடங்குவோம் தெரியாததை கொண்டு முடித்து தரப்படும் தொடங்குவது நம்ம வேலை முடித்து தருவது இறைவனுடைய வேலை என்று நன்றி வணக்கம் வாழ்க